புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்தாம் புஸ்தகத்தை வாசியுங்கள் அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் இந்த வசனத்தின்படி இந்த மாதத்தை தேவன் நமக்கு அங்கீகரிக்கும் மாதமாக தருகிறார் மந்த் ஆஃப் ஃபேவர் இது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான தேவன் நமக்கு செய்கிற ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்கும் என்ற அடிப்படையிலே இந்த வெளிப்பாட்டிற்குள்ளாக தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார் எல்லா சபைகளிலும் எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு வருஷம் பிறக்கும் போது ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் வழக்கமாக இருக்கிறது எத்தனை வருஷத்தின் முடிவுல அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றி கவனிக்கிறாங்க நிறைய பேர் இல்லை நிறைய பேர் இல்லை கொஞ்ச நீங்க கவனிச்சுட்டே இருக்கணும் வேற எந்த சிந்தையும் உங்களுக்கு வரக்கூடாது கவனமா நீங்க கேட்கணும் கர்த்தர் காரியங்களை உங்களுக்கு புரிய வைப்பார் சத்திய தெளிவு உங்களுக்குள்ள வரும்போது மட்டும்தான் தேவனுடைய வல்லமை நீங்க எதிர்பார்க்கணும் அதுதான் நியாயம் சத்தியமே புரியாம கத்திரனை ஆசீர்வதிக்கணும் கத்திரனை விடுவிக்கணும்னு நினைச்சா அது வந்து நியாயம் இல்லை அலையா அசலமே என்ன சொல்றது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை கிடைக்கிற அறிவுதான் தேவை சக்தியிட்டு நீங்க விளங்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க மற்றதெல்லாம் தேவனிடத்தில் என்ன செய்யணும் எதிர்பார்க்கணும் சத்தியமே விளங்காம புரியாம அடவரே அதை செய்யும் இதை செய்யும் இதைக்காது அதைக்காதுன்னா நம்ம கேட்கணும் அதுல நியாயமே சொல்லு இல்ல நான் சொல்லுவேன் சத்தியம் உங்களுக்கு புரியும் போது சத்தியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளும் போது நான் நீங்க கேட்க வேண்டியதே இல்லை கிரியைகளை நம் வாழ்க்கையிலே செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்ப அன்பானவர்களே இந்த வார்த்தையை கவனியுங்கள் தேவன் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலேயும் தமது ஜனத்திற்கு தமது சபைக்கு தேவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றியே தீர்வார் வெளிப்படுத்த வேண்டிய அவருடைய மகிமையை கட்டாயம் வெளிப்படுத்துவார் அதை யாரும் தடை செய்ய முடியாது அதை யாரும் தடுக்கவோ ஒரு முடியாது கவனியுங்கள் தேவ ஜனமாகிய நாம் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்விலே நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய ஆவிக்குரிய பாதையிலே தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர்களை செய்கிறார் என்கிற அந்த ஒரு விதமான நடத்துதலை புரிந்து கொள்வோமானால் விளங்கிக் கொள்வோமானால் நான் சொல்வேன் இப்பொழுது நம்மிடத்தில் காணப்படுகிற பரிதாபங்கள் மறைய ஆரம்பிக்கும் இப்பொழுது நம்மிடத்தில் பிரச்சனைகள் ஒழிந்து போக ஆரம்பிக்கும் இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற சிறுமையும் நம்மிடத்தில் இருக்கிற தாழ்ச்சியின் நிலையும் மாறி ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும் என்பதிலே சந்தேகமில்லை அலுவலியா ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்திலையும் வேறு சபையாகிய நாம் ஜனமாகிய நாம் தேவனுடைய வாக்குகள் என் வாழ்க்கையில் நிறைவேறுதான் நம்ம கவனிக்க வேண்டும் இது வாக்கு நான் தேவனுடைய வல்லமைக்குள்ளாக நடத்தப்படுகிறேனா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டும் ஒருவேளை அதுல உங்களுக்கு குறைபாடு இருப்பதாக நீங்க உணர்ந்தால் ஒருவேளை அப்படி எனக்கு ஒன்றையும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்களானால் உடனே சத்தியத்தை விலகிக் கொண்டு சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் தேவ பக்கமாய் திரும்புவீர்களானால் கேட்பீர்களானால் தேவன் உங்களுக்கு செய்வதற்கு வந்தவராக இருக்கிறார் சிந்தப்படுத்தப்பட்டது தாழ்த்தப்பட்டது ஒடுக்கப்பட்டது நெருக்கப்பட்டது சிறையுக்குள்ளானது இதெல்லாம் ஒரு காலம் என்றாலும் அது நமக்கு முடிவல்ல நம்முடைய முடிவு ஜெயமாகமாக நம்முடைய முடிவு ஆசீர்வாதமாக மாறும் தேவன் தமது ஜனத்திற்கு சில படிப்பினைக்காக சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக சில விஷயங்களை நமக்கு உணர்த்துவதற்காக புரிய வைப்பதற்காக சில நேரம் தேவன் நம்மளை சிறுமைப்படுத்தவும் சிறையிருப்புக்கு ஒப்புக் செய்தாலும் கூட நம்மையே கத்தரவன் நேரமா வைக்க விரும்புறதில்ல நம்மை விடுவிக்க வேண்டிய விரும்புகிறார் அல்லா இந்த வாக்கியம் என்ன சொல்லுது நான் அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன் அவர்களை இந்த அங்கீகரிப்பேங்கிற வார்த்தையை நீங்க ரெண்டு விதமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று விலகிக் கொள்ள முடியும் இன்னொன்று அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்றாலும் கூட அதை தேவன் நமக்கு தருகிறார் அதை தேவன் நமக்கு ரெண்டு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஒரு பொருள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல இருந்தது போகுது அப்படியே அடிப்படையில் என்ன அங்கீகரிக்கப்படுது இன்னொன்று அது சிறப்பாக இருக்கிறது அது நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் செய்யப்படுதுன்னா அங்கீகரிக்கப்படுது நல்லா கவனிச்சுக்கங்க நம்ம கிட்ட சிறப்பாக ஏதோ இருக்குங்கிறத வச்சு தேவை அங்கீகரிக்கல நம்மளை சரிப்படுத்தலாம் நம்பிக்கையோடு தேவை அங்கீகரிக்கலாம் புரிந்து கொள்வது சொல்லும் போதெல்லாம் நம்ம கிட்ட விசேஷமான காரியங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தேவை நம்மளை அங்கீகரிக்கல விசேஷமாக நம்மளை மாற்ற முடியுங்கிற அடிப்படையில தேவை அங்கீகரித்திருக்கிறார் அதுல ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு அப்படித்தான் அவர் வந்து ஸ்பெஷாலிட்டி அடிப்படையில ஒருத்தருடைய குணாதிசயத்தின் அடிப்படையில தேவன் ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது இல்லை ஆனால் சொல்ல அவர் கண்டுபிடித்ததுக்கு பிற்பாடு அவர்களை பல சிறப்புகளுக்குரியவர்களாக மாற்றுகிறார் அப்படித்தான் அப்படின்னா பிள்ளையே இல்லாமல் இருந்த ஆபரகாமையும் சாராளையும் கத்தர் கண்டுபிடித்தார் அவை அப்படின்னா சிறுவனாய் இருந்த தாவியை கண்டுபிடித்தார் இப்படித்தான் தேவனுடைய பார்த்தீங்கன்னா அவர் கண்டுபிடிக்கும் போது அந்த எந்த சிறப்பு இல்லாமல் இருக்கும் போது கண்டுபிடித்தார் ஆனால் அவர் கண்டுபிடித்ததற்கு அதை அவர்களை சிறப்புக்குரியவர்களாக தேவன் மாற்றினார் இப்பொழுது தேவன் நமக்கு சொல்ல வார்த்தையை வீட்டு கவனிச்சு பாருங்க நான் அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களை அங்கீகரிப்பேன் இப்ப நம்ம பார்த்து ஆண்டர் சொன்னாரு உன்னை நான் சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க என்னை அங்கீகரிப்பார் என்னை தேவன் அங்கீகரிக்கிறார் இதுதான் நிறைய விஷயங்கள்ல நாம தள்ளப்பட்டவங்க நிறைய விஷயங்கள்ல நாம ஒதுக்கப்பட்டவங்க நிறைய விஷயத்துல நாம இப்படிதான் அப்படின்னு உத்தரவுத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்கள் இங்கே ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை செய்கிற மக்களாக இருக்கலாம் வீட்டில இருக்கிறவர்களாக இருக்கலாம் நல்ல உழைக்கிறவர்களாக இருக்கலாம் உழைக்க முடியாத சோம்பேறிகளாக இருக்கலாம் நல்லா கிழக்கு ஏதாவது சில காரியங்களை இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா குறிப்பிட்டு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா இன்னைக்கு தேவன் சொல்றாரு உங்களை நான் அங்கீகரிப்பேன் இதுல என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி தேவனுடைய பார்வையை தேவனை விளங்க வைக்கிறார் எப்படி விளங்க வைக்கிறார்னா தகுதி இல்லாமல் இருக்கலாம் உனக்கு சிறப்பு இல்லாமல் இருக்கலாம் உனக்கு தாழ்ந்துகள் இல்லாமல் இருக்கலாம் உனக்கு ஒருவேளை சொல்லிக் கொள்ள அளவுல மேன்மையான காரியங்கள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் உன்னை அங்கீகரிக்கிறதுனால உன்னை சிறப்புக்குரியவனா நான் மாற்றுவேன் என்று சொல்றேன் தாழ்ந்துகளுக்குரியவனாக உன்னை மாற்றுவேன் என்று சொல்றார் மகன்களுக்குரியவனாக உன்னை ஆக்குவேன் என்று சொல்றாரு திறமைகளுக்குரியவனாக உன்னை நான் மாற்றுவேன் என்று தேவன் விளங்க வைக்கிறார் இத்தனை நாம அது மனுஷராய் அங்கீகரிக்கிற போது அவனுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு ஐந்து குறிப்புகளை உங்கள் முன் நான் வேகமாய் வைக்க நான் ஆவியினால் நடத்தப்பட்டிருக்கிறேன் தேவன் உங்களை அங்கீகரிப்பாரால் உலக அங்கீகரிப்புக்கும் தேவ அங்கீகரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு உலகம் தெரிந்து கொள்கிறது சிறப்பு வேற எதற்கும் இல்லை அல்லா உலகம் ஆகாதுன்னு சொல்லுது ஆண்டவர் அதைத்தான் வேணும்னு சொல்றாரு உலகம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுது ஆண்டு சொல்றாரு இதைத்தான் நான் பிரயோஜனப்படுத்துறேன்னு சொல்றாரு உலகம் வேண்டாம் ஆண்டவர் வேணுங்கிறார் உலகம் புரியாதுன்னு சொல்லுது ஆண்டவர் முடியும் என்று சொல்லுகிறார் உலகம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுது கத்த பிரயோஜனம் சொல்றாரு வசனங்களில வேலை செய்கிற இடங்களில குடியிருக்கிற பகுதிகளில நீங்க எப்படிப்பட்ட பேரோடு எப்படிப்பட்ட முத்திரையோடு நீங்கள் வாழ்ந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தீர்ந்திருக்கிற சத்தமாக சொல்லுகிறார் நான் உன்னை அங்கீகரிப்பேன் நான் உன்னை அங்கீகரிப்பேன் நான் உங்களுடைய வேலையை அங்கீகரிப்பேன் நான் உங்களுடைய குடும்பத்தை அங்கீகரிப்பேன் நான் உன் உரிமையை நம்பிக்கை சபையை அங்கீகரிப்பு நாம் உடனே கொடுத்திருக்கிற தரிசனங்களை அங்கீகரிப்பு நாம் உண்மை அங்கீகரிப்பு என்று கத்தர் மீண்டும் மீண்டும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் அதுலையா முடிய ஈசாயின் குடும்பத்துல வருகிறவன் மூத்தவன் அல்ல வருகிறவன் கடைசியா வருகிறவன் கடைசியா வாங்கிற்கு முன்பு இருந்த ஏழு பேரை ஆமா இன்றைக்கு கூட அடிப்படையில சாமியலுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்ப எட்டாவது வரப்போகிற கடைசியாக வரப்போகிற தாவீது ஒரு கற்பனையாக நினைச்சிருக்கிறோம் என்ன வயசுலோடா இருப்பார் என்ன வளர்ச்சியோடா இருப்பார் என்று நினைத்திருக்க வேண்டும் ஆனால் ஏன் தெரியவில்லை சாமுவேல் அதை யோசிக்க மறந்து விட்டார் போல அதை பற்றி அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லை அவருக்கு தாவீது வருகிற பொழுது சாமுவேலுக்கு என்ன என்ன வருதுன்னா இவனையா கத்த சொல்லுவார் என்ன எண்ணம் தாவீதுக்கு முன்பு இருக்கிறவங்க எல்லாம் இவனா இருக்கும் இவனா இருக்கும் நினைக்கிறார் சாமுவேல் தாவீத பார்த்த பொழுது சாமுவேல் எப்படி நினைக்கிறார்னா இவனா இருக்குமா அப்படின்னு நினைக்கல இவனையா கத்தத்தை எடுத்துட்டு போறார் அதுவே நீங்க நிறைய செய்திகள் கேட்டுக்கிறீங்க நிறைய உங்களுக்கு அதை குறித்த விளக்கங்கள் இருக்கு எனக்கு தெரியும் ஆனா ஒன்று சொல்ல கேளுங்க இவனா இவனா இருக்குமா இவனா இருக்குமா இவனா இருக்குமா என்று கேட்டுக்கொண்டிருந்த சாமுவேல் தாவியை பார்க்கும் போது இவனையா இவனையா கத்தத்தில் எடுக்க போகிறார் இவனை கொண்டா கத்தர் இஸ்ரவேலை நடத்த போகிறார் இவனை கொண்டா இஸ்ரவேலின் தேவன் ரட்சிப்பை கட்டிட போகிறார் சாமுவேல் அதை ஜீர்ணிக்க முடியல சாமுவேல் அதை கற்பனை செய்து பார்க்க முடியல சாமுவேல் இவன் தான் சொல்றாரு இவன் தான் என்ன சொல்றாரு இவன் தான் வார்த்தையை கவனிங்க இவன் தான் எழுந்து இவனை நீ இவனை அபிஷேகம் பண்ணி என்று கத்த எழுப்பும் போது சாமியார கத்த ஏறும் போது அதுக்கப்புறம் யோசனை பண்ணாம வேகமாக தன்னை கொப்பியை உடைத்து திறந்து என்ன கேள்வி அபிஷேகம் பண்ணா அடுத்து ஒரு சொல்லுங்க ஏதாவது ஒரு சொல்லுங்க ஆண்டவர் ரொம்ப பெருசா இப்போ என்ன பண்ற மாதிரி எனக்கு ஈசாய் வீட்டில் ஒரு திருக்கப்போ சரி வந்தாச்சு இன்டர்வியூ பண்ணியாச்சு எப்படியோ அப்படியோ படிச்சுட்டேன் கண்டுபிடிச்சாச்சு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏதாச்சும் ஒரு வழக்கமான காரியத்தை பண்ணா அதான் இது உலக இங்கிலீஷ் சொல்லுது உலகம் அப்ப இருக்குதான் தேவன் நினைச்சாரு ஆ அப்ப இதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது நல்லா கேளுங்க ஜாதியும் புரியாம போறானா அது தேவன் அறிந்தே சேராதா இப்படி அந்த நிறைய சர்ச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு வருது அது தெரியும் இப்ப நான் அதை பற்றி ஆனா தாவியின் மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டதுங்கிறத காண எனவே நீங்க ரட்சிக்கப்பட்டு வந்த காலத்திலேயே தேவன் சொல்லிட்டாரு இது ஏன் அழுத்த தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட காலத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு ஒண்ணு அவசரம் இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது ஏதோ காரியம் ஒன்றுமே தாவீது இல்லாத மாதிரி தெரியுது பழையபடி தாவீது அபிஷேகிக்கப்பட்ட பிற்பாடு எனவே என்ன அபிஷேகம் அது என்ன அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகப்பட்ட என்னால் போறாரு நிறைய பேர் சொல்றாங்க தாவி நிறைய பேர் சொல்றது சொல்ற நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்க தாவீது அபிஷேகத்தை முக்கியத்துவம் கொடுத்ததில்லை தாவீது அழைப்பை கலப்படவில்லை தாவீது அப்படி இப்படி எல்லாரும் எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தாவீது நியாயத்தில் கேட்டார் நான் சொல்லட்டுமா அபிஷேகத்தை காட்டுறதுக்கு இன்னும் நேரம் மூன்றிலிருந்து நேரத்தில் ஒரு ஊர் குறித்திருக்கு தேவனுக்கு கழித்து கொள்வதற்கான நோக்கம் இருக்கு நம்ம மேல தேவன் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறாரு நம்ம மேல தேவன் ஒரு பெரிய சித்தத்தை திட்டத்தை வச்சிருக்கிறாரு ஒருவேளை உங்களுக்கு இன்னும் புரியாம இருக்கலாம் விளங்காம இருக்கலாம் நீங்க அழைக்கப்பட்ட ஆண்டுகிட்ட வந்து காலங்கள் பல கடந்து போயிருந்திருக்கலாம் வருஷங்களாக இருந்திருக்கலாம் ஆனா சமய இன்றைக்கு தேவன் சொன்னாரு அதை நான் காண்பிக்கிற ஒரு காலம் வந்திருக்குது அதை நான் காட்டுவேன் என்று கருத்து தெரியும் ஆறுமே காலத்துல யுத்தத்திற்கு தாவியின் சகோதரன் சேனையில இருக்கிறாங்க ஏற்கனவே அபிஷேகப்பட்ட சவுலும் ராஜாவால தான் இருக்கிறான் இதுல எந்த சட்டமே மாறல யார் எப்படி இருக்கணுமோ அங்கதான் இருக்கிறாங்க தாவியும் ஆடு மேய்க்கிற இடத்துல தான் நல்லா கவனிங்க அப்பா சொல்றாருங்கிறதுக்காக சகோதரன் நலனை விசாரித்து அவருக்கு தேவையான சில பிரச்சனைகளை கொடுத்து வருவதற்கு தான் தாவி அனுப்பப்பட்டார் தாவிக்கு தெரியாது நான் கோலியாத்தை சந்திப்பேன் நான் கோலியாத்தை வீழ்த்துவேன் ஆமா இது ஒரு பெரிய சேலஞ்சு சமுதாயத்தை அறிவிப்பு கொடுத்துருக்க தாவிக்கு எதுவுமே அது வரைக்கும் ஹலோ இன்னும் உங்களுக்கு புரியுமா சொன்னா ஏறக்குறை முப்பத்தி ஒன்பது நாட்களாக நடந்துகிட்டு இருக்குது இஸ்ரேலை இந்திக்க கோரியாத்தை எழுப்பி எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு போதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் சமைக்கின்றார் ஒவ்வொரு நாளும் வீரவாசனம் பேசுறார் முப்பத்தி ஒன்பது நாட்கள் என்ன நடக்குது எங்க நடக்குது யாருக்காக நடக்குது எதற்காக இப்படி நடக்குது தாவீதுக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்லுவேன் உண்மையான தாவீதுகளுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதுகளுக்கு அழைப்பு கூட அழைக்கப்படாத மாதிரி தோணும் அபிஷேகம் கூட அபிஷேகிக்கப்படாத மாதிரி தோணும் தேவன் கொடுத்த நாட்கள் வந்துருச்சு என்று சொல்றாரு நிறைய நேரம் நமக்கு உண்டாகிற பாடு நமக்கு உண்டாகிற கஷ்டம் நமக்கு வருகிற வருத்தம் நமக்கு உண்டாகிற வேதனை நமக்கு உண்டாகிற நெருக்கம் நமக்கு உண்டான ஒரு உடைவு நமக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் நம்ம என்ன சொல்லுதுன்னா தேவன் நம்மளை கண்டுபிடியா நீங்க சொல்லுது ஆமே நீங்க ஆண்டவனை அழைச்சாருன்னா உள்ளூர்ல உங்க இறுதி இன்னொரு சத்தம் கேட்குது தேவன் அழைச்சிருந்தாரு உங்க கேள்வியெல்லாம் நடக்கு எத்தனை பேர் அடிக்கடி நடத்தப்படுறீங்க நிறைய பேர் நான் உபயோகியா நிறைய பேர் எனக்கு ஒரு கேள்வி வருது தேவன் நம்மளை தெரிஞ்சுதான் தெரிஞ்சாரா தேவன் நம்மளை தெரிஞ்சு எடுத்தாரா தேவன் அழைச்சாரா நாமளா வந்துச்சுமா உடனே நிறைய நேரம் உங்கள் காலங்கள் வரும் வரை ஒருவேளை உங்களை தேவன் அழைக்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினைக்க தோணும் ஒருவேளை தேவன் அபிஷேகிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நினைக்க தோணும் நல்லா கவனிச்சுக்கீங்க உங்களுக்கு ஒரு காலம் இருக்கு உங்களுக்கு ஒரு சொல்லுங்க எனக்கு ஒரு காலம் இருக்குது சொல்லுங்க நான் நான் மேன்மைப்படுத்தப்படுவதற்கு ஒரு காலம் இருக்கு சொல்லுங்க பைபிள் சொல்லுது யோசிப்பு சிறைப்பட்டு இருந்த போது யோசிப்புடைய கைகள் விளைவிடப்பட்டுச்சு கால்கள் விளைவிடப்பட்டுச்சு ஒரு தனி அறையில யோசிப்பு அடைக்கப்பட்டார் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை கூடப்பட்டது வசனமாவை வசனமாவை உண்மையாக சொல்ல போனா தெரிஞ்சு வர பாடுதான் அதிகம் இல்ல இல்ல அப்படி எல்லாரும் இல்ல நடக்கிற மாதிரி தான் நடந்துருக்குது ஆனா தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்களுக்கு அதை வந்து பிசாஸ் அவன் பெருசா காட்டுறவன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறான்னா காட்டுறான் ஒரு பெருச பிசாசு காட்டுவான் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்ற இடத்துல சாமுவேல் இவனையா அப்படின்னு கேட்டார் இவனையா அப்படின்னு சாமுவேல் கேட்டார் தாவியில் அபிஷேகப்பட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு அபிஷேக தலையில தலையெல்லாம் நனைஞ்சு தாவியை திரும்ப எந்திரிச்சு போயிட்டாரு அப்ப நான் என்ன கேட்கிறேன் இதுக்காக அவன் தெரிஞ்சுக்கிட்டார் இவன் திரும்பி என்னதான் போலாம் சொல்லுங்களேன் அபிஷேகத்தோடய கேட்க போறான் பெரிய ஆண்டாரு பெரிய சீமான எல்லாம் காமிக்கிறார் நம்ம எங்க உங்க வீட்டுல எவ்வளவு ஆடா வேற யாரும் செஞ்சுக்கிறாங்களா இந்த இடமெல்லாம் பார்த்து எப்படி தோணுது நமக்கு சொல்லுங்களேன் என்னமோ இப்பவே உடனே உடனே நடக்கிறது அப்படி இருக்கிற நிலைமையில என்ன நடந்துட்டு தெரியாத நிலைமையில கத்தர் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறேங்கிறத நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் நிரூபிப்பார் அப்பதான் உங்க அழைப்பு வேண்டும் தெரியும் உங்களுக்கு அப்பதான் தெரியும் அபிஷேகம் என்னங்கிறது அப்பதான் நமக்கு தெரியும் நல்லா கவனிங்க தாவீது யுத்த களத்துக்கு போய் கோரியாத்தை சந்திக்கிற இடம் வரைக்கும் கோரியாத்தை சந்திக்கிற அந்த நாள் வரைக்கும் தாவீதுக்கு தெரியாது இவனை வீழ்ந்த நான் ஏற்கனவே அபிஷேகப்பட்டிருக்கிறேன் இதற்கு தான் தேவன் ஏற்கனவே குறித்திருக்கிறார் நான் என்னுடைய அபிஷேகத்தை நிரூபிக்கிற நாள் இது என் மேல் தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற நாள் இது தாவீதுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது ஆமே தேவனின் ராணுவங்களை முந்திக்கிறதுக்கு இத்தனை பேர் கேட்டுட்டு அவன் ஒரு விருத்த சேதம் இல்லாத ஒரு கோழியா ஒரு பெடிஸ்டர் ஒரு அபிஷேகம் இல்லாதவன் தேவரை அறியாத ஒரு அந்நிய மனுஷன் இப்படி எல்லாம் தூசிக்கிறதுக்கு இடம் கொடுத்து பார்த்துக்கிறீங்களே அப்படிங்கிறத தாவியுடைய கொக்கரிப்பான் தாவியுடைய ஆனந்த சேனையை நிதிப்பதற்கு இவன் யார் முதல்ல கேள்வி என்ன இவன் நிந்திக்கிற கூட்டில் நாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமா தாவதி நல்லா கேள்வி தாவதி இறுதி நல்லா கேள்வி நல்லா கவனிச்சுக்கங்க தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார் ஆமா நீ யாரை நிந்திக்கிறாயோ அந்த தேவனுடைய நாமத்தை நான் வருகிறேன் நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்திலே நான் நீ நிந்திக்கிற இந்த சேவை வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே தேவன் உங்களை என்னை அங்கீகரித்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு தேவனே முன்னின்று செய்ய வேண்டியதை செய்வார் இப்போ குறித்த வேலை வந்த போது தாவீது தன் கலை நம்பி போகல தன் கலை நம்பி போகல கோலியாத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா நீ நிந்திக்கிற இஸ்ரவேல் என்னோட நேர்களை தெரியும் தாவிய ஆவிக்குள்ள பார்க்கும்போது கோரியாவுக்கு எப்படி தாவியது தெரிகிறாரா நிர்மாணமா தெரிகிறார் எதிர சத்தியம் புரியுது இவன் கோரியாவுக்கு தாவியவரை எப்படி தெரிகிறான் அவன் தான் எல்லாம் மூடி நிற்கிறதாக சொல்றான் பலத்த கவசத்துக்குள்ள பலத்த யோசிக்கிறான் தாவீது யோசிக்கிறான் இது இவன் வந்து இந்த கண்ணுக்கு அதிகமோ நாட்கள் வருது தாவீதுகள் உலகத்துக்கு அடையாளம் காட்டி தருகிற நாட்கள் சொல் நாட்கள் வருகிறது சாப்பிட சிறுவனா இருந்தா சிறு யார் பேசுறாங்க அப்படிங்கிறது கூட வகையெழுத்து பார்த்து தெரிகிற வயசுல கூட அவர் இல்லை நல்லா கேட்டுங்க ஏழிதான் கூப்பிடுறான்னு நினைக்கிறாரு மீண்டும் மீண்டும் அப்படிதான் நினைக்கிறார் காரணம் சிறு பிள்ளை சிறு ஆரம்பித்தாரோ நான் சொல்லுங்க சாமுவேல் சாகும் வரை கத்திரவோடு பேசிட்டு சாகும் வரை இன்னும் சொல்ல போனா செத்தும் கூட சாவல் தீர்த்து சொன்னா சொல்றது புரியுது நன்றா என்ன கவனிக்க வேண்டும் தேவன் உங்களை தெரிஞ்சிருப்பார்னு சொன்னா தேவன் உங்களை அங்கீகரித்திருப்பார்னு சொன்னா உலகம் அதற்கு ஒரு உத்தரவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அங்கீகரித்தவரே அதற்கு வேண்டிய எல்லா சூழலும் இருக்கிறார்